வணக்கம் GIMP க்கு நல்வரவு முன் tutorialலில் இந்த படத்துடன் விட்டு சென்றேன் இந்த படத்தில் கப்பலை சற்று கருப்பாக்க விரும்புகிறேன் லேயர்ஸ் உடன் வேலை செய்வதே இதை செய்ய சிறந்த வழி எனவே முதலில் கப்பல் இருக்கும் இடத்தை பெரிதாக்குகிறேன் புது லேயரை சேர்ப்பதற்கான ஆப்ஷனை சொடுக்கி ஒரு புது லேயரை சேர்க்கிறேன் இந்த லேயரை ஷிப் என்கிறேன் லேயர் ஃபில் டைப்புக்கு க்கு டிரான்ஸ்பரன்சி ஐ தேர்கிறேன் இப்போது அடுத்த படி மூன்று கலர் சேனல்களின் பிரகாசத்தை குறைப்பது அதற்கு மல்ட்டிப்ளை மோடு ஐ பயன்படுத்த வேண்டும் இம்முறை இங்கே மற்ற நிறங்களுடன் பெருக்க கிரே நிறத்தை பயன்படுத்துகிறேன் ஏனெனில் இது படத்தில் கப்பல் கருப்பாக உதவுகிறது எனவே கலர் செலக்ஷன் மோடு ன் ஆப்ஷன் க்கு சென்று ஸ்லைடரை கீழே இழுப்பதன் மூலம் நல்ல கிரே நிற சாயல் பெறும் வரை கிரே நிறத்தின் மதிப்பை குறைக்கவும் இப்போது கிரே நிறத்தை படத்தினுள் இழுத்து கருப்பான படத்தை கருப்பான கப்பலுடன் பெறலாம் லேயர் டயலாகுக்கு திரும்ப வந்து opacity ஸ்லைடர் உதவியுடன் கிரே நிறத்தின் அடர்த்தியை கட்டுப்படுத்த முடியும் கிரே லேயரை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம் ஆனால் லேயரின் எஃபெக்ட் முழு படத்திற்கும் பொருத்தப்படுகிறது அந்த எஃபெக்டை கப்பல் பகுதிக்கு மட்டும் வரையறுக்கப்பட நான் விரும்புகிறேன் அதை செய்ய லேயர் மாஸ்க் ஐ பயன்படுத்துகிறேன் எங்கு லேயர் காணப்பட வேண்டும் என்றும் எங்கு மறைக்கப்பட வேண்டும் என்றும் லேயர் மாஸ்க் வரையறுக்கிறது ஷிப் என்ற லேயர் க்கு சென்று அந்த லேயர் ல் வலது சொடுக்குகிறேன் ஆட் லேயர் மாஸ்க் ஆப்ஷன் ஐ தேர்ந்து இனிஷியலைஸ் லேயர் மாஸ்க் ல் கருப்பை தேர்கிறேன் ஏனெனில் பிளாக் எல்லா லேயர் களை மறைக்கவும் white எல்லா லேயர்களை காட்டவும் பயன்படுகிறது இந்த மற்ற ஆப்ஷன்களை வரும் டுடோரியல்களில் விளக்குகிறேன் ஆட் ல் சொடுக்குக லேயர் ல் எந்த எஃபெக்ட்டும் இல்லை என காண்கிறோம் லேயர் ஐ ஆன் மற்றும் ஆஃப் செய்கிறேன் ஆனால் லேயர் மாஸ்க் ஐ சேர்த்த பிறகு எந்த எஃபெக்ட்டும் இல்லை ஆனால் லேயர் மாஸ்க் னுள் வரைய முடியும் அல்லது மற்ற எடிட் டூல்களை பயன்படுத்த முடியும் வரையும் போது அல்லது டூல்களை பயன்படுத்தும் போது படத்தினுள் எஃபெக்ட் வெளிக்காட்டப்படும் லேயரினுள் வரைய வெள்ளை போர்க்ரவுண்ட் நிறம் மற்றும் கருப்பு பேக்ரவுண்ட் நிறத்தை பயன்படுத்துகிறேன் பிரஷ் டூல் ல் சொடுக்கி ஆப்ஷன் டயலாக் சென்று சர்க்கிள் 19 பிக்ஸல்ஸ் கொண்ட brush ஐ தேர்க லேயர் மாஸ்க் தேர்ந்துள்ளதா என சோதிக்க லேயர்ஸ் டயலாக் ஐ மீண்டும் அணுகுகிறேன் ஏனெனில் லேயர் மாஸ்க் ஐ வரைய வேண்டும் லேயர் ஐ அல்ல எஃபெக்ட் ஐ காட்டுகிறேன் லேயர் மோடு ஐ நார்மல் லேயர் மோடு க்கு மாற்றுகிறேன் காண்பது போல படத்தில் முன் லேயர் மறைக்கப்படுகிறது இங்கே brush ஐ தேர்ந்து கப்பல் பகுதி மேலே வரைய ஆரம்பிக்கிறேன் கிரே லேயர் வெளிக்காட்டப்படுவதை காணலாம் இப்போது லேயரையே தேர்ந்து வரையும் போது லேயர் வெள்ளை நிறத்தில் வரையப்படுகிறது கிரேவில் அல்ல மீண்டும் லேயர் மாஸ்கை தேர்கிறேன் போர்க்ரவுண்ட் நிறத்தை கருப்புக்கும் பேக்கிரவுண்ட் நிறத்தை வெள்ளைக்கும் மாற்ற எக்ஸ் கீயை அழுத்துக லேயர் மாஸ்கினுள் வரைய ஆரம்பிக்கவும் கருப்பு நிறத்தால் படம் மறைக்கப்படுகிறது Ctrl Z ஐ அழுத்தி தேவையில்லா எஃபெக்ட்ஸ் ஐ செய்யலாம் இங்கே கப்பலின் லேயர் மாஸ்கை வரைய திரும்ப வருகிறோம் இப்போது பேக்கிரவுண்ட் நிறத்தை கருப்பாகவும் போர்க்கிரவுண்ட் நிறத்தை வெள்ளையாகவும் மாற்றி கப்பலின் வடிவத்தை நிரப்ப ஆரம்பிக்கலாம் நார்மல் மோடில் வரைவதை விட சுலபம் என நினைக்கிறேன் நார்மல் மோடில் வரைந்த பிறகு கிரே கப்பலை பெறுவதால் மல்ட்டிப்ளை லேயர் மோடை விட பேக்கிரவுண்ட் ல் இருந்து வேறுபடுத்துவது சுலபம் கப்பலின் நுணுக்கமான ஓரங்களை வரைய பிரஷ் அளவை குறைக்கிறேன் மூன்று வெவ்வேறு முறைகளில் சிறிய பிரஷை தேர்வு செய்யலாம் பிரஷின் அளவை குறைக்க ஸ்கேலை பயன்படுத்துவது முதலாவது இரண்டாம் வழி இங்கே சிறிய ப்ளூ முக்கோணத்தை சொடுக்கி எந்த அளவிலாவது பிரஷை தேர்வது அல்லது ஸ்கொயர் பிராக்கெட்களை டைப் செய்தும் செய்யலாம் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் பிரஷ் அளவை குறைக்கிறது குளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ப்ரஷ் அளவை அதிகரிக்கிறது விவரங்களுக்கு சிறிய brush ஐ பயன்படுத்த விரும்புவதால் ஓப்பன் ஸ்க்வேர் பிராக்கெட் ஐ அழுத்துகிறேன் ஆனால் இங்கே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம் நான் முழு கப்பலையும் வரைவதை பார்க்க வேண்டியது இல்லை இப்போது கிரே லேயருடன் முழு கப்பலையும் வரைந்து முடித்து விட்டேன் ஓரங்களில் அதிகமாக வரைந்திருக்கும் இடங்களை நான் சோதிக்க வேண்டும் எனவே லேயர் மோடு ஐ மல்ட்டிப்ளை மோடு க்கு மாற்றி opacity ஸ்லைடர் ஐ சற்று குறைக்கவும் படத்தில் கருப்பான கப்பல் பெறும் வகையில் opacity ஸ்லைடர் ஐ செய்யவும் நான் நல்ல வேலையை செய்துள்ளேன் ஆனால் கப்பலுக்கு முன் உள்ள ஆற்றின் மேற்பரப்பால் நான் சந்தோஷமாக இல்லை இதை சற்று பிரகாசமாக்க வேண்டும் எனவே எக்ஸ் கே ஐ அழுத்தி போர்க்ரவுண்ட் நிறத்தை கருப்புக்கு மாற்றுகிறேன் கப்பலை விட கருமையை சற்று குறைக்க கருப்பு நிறம் மூலம் கப்பலுக்கு முன் உள்ள ஆற்றின் மேற்பரப்பினுள் வரைய ஆரம்பிக்கிறேன் இந்த எஃபெக்ட் ஐ சோதிக்க வேண்டும் படத்தில் வேலை செய்வதை முடித்தவுடன் அதற்கேற்றாற்போல மாற்றங்களை செய்க இப்போது நான் செய்த வேலையை சோதிக்கலாம் ஜூம் மோடை ஐ பயன்படுத்தி படத்தை பெரிதாக்குகிறேன் opacity ஸ்லைடர் ஐ இழுப்பதன் மூலம் கப்பலை சற்று கருமையாகவும் பிரகாசமாகவும் மாற்ற முடியும் இது நன்றாக உள்ளது என நினைக்கிறேன் லேயர் ஐ மாஸ்க் செய்வதன் மூலம் நல்ல வேலையை செய்துள்ளேன் ஆனால் கப்பலின் நிறம் சற்று மங்கலாக உள்ளது என நினைக்கிறேன் இதற்கு வாய்ப்புள்ளது ஏனெனில் கலர் கரெக்ஷன் லேயர்களுக்கு மேலே ஷிப் லேயர் உள்ளது அவை ஷிப் லேயர் க்கு முன்னர் வேலை செய்கின்றன எனவே கலர் கரெக்ஷன் லேயர்களுக்கு கீழே ஷிப் லேயர் ஐ இழுக்கிறேன் மாற்றத்தை காணலாம் இப்போது கப்பலின் நிறம் நடுநிலையாக உள்ளது இப்போது முழு படத்தையும் பார்க்கிறேன் அதற்கு shortcut key Shift Ctrl E இது பேக்ரவுண்ட் நிறம் பறவைகள் மற்றும் கப்பல் இடையே மிகவும் நல்ல சமநிலையை கொண்டது என நினைக்கிறேன் கப்பலின் அடர்த்தியை குறைக்க வேண்டும் என நினைக்கிறேன் இப்போது நன்றாக உள்ளது இது சிறந்தது என நினைக்கிறேன் கருமை இல்லாமல் படத்தை ஒப்பிடும்போது ஷிப் லேயர் பறவைகள் மற்றும் கப்பல் ஷிப் லேயரில் மிகவும் கருமையாக உள்ளது இந்த படத்திற்கு லேயர் மாஸ்கை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல முடிவை பெற்றுள்ளேன் என நினைக்கிறேன் எந்நேரத்திலும் அனைத்து லேயர் toolகளையும் பயன்படுத்தி எஃபெக்ட்ஸ் ஐ மாற்றலாம் மிக கூர்மையான விளிம்புகளுடன் வரைந்தேன் என்பதை மறந்துவிட்டேன் படத்தை பெரிதாக்கும் போது இங்கே ஓரங்கள் கடினமாக இருப்பதை காணலாம் இதை சற்று சீராக்க விரும்புகிறேன் ஏனெனில் இது சற்று செயற்கையாக தோன்றலாம் குறிப்பாக பனிமூட்ட பார்வையில் அதற்கு அதை சற்று எடிட் செய்ய லேயர் மாஸ்க் தேர்கிறேன் டூல்பார் இருந்து ஃபில்டரை தேர்ந்து பிளர் தேர்க பிளர் காஷியன் காசியன் தேர்கிறேன் கப்பலின் அந்த பகுதிக்கு சென்று ஹாரிசன்டல் ரேடியஸ் மதிப்பை 4 என மாற்றி OK வில் சொடுக்கி லேயர் மாஸ்க் ஐ பிளர் ஆக்குகிறேன் கப்பலின் கடின ஓரங்கள் மறைந்து அந்த எஃபெக்ட் ஐ காணலாம் இப்போது நன்றாக உள்ளது இப்போது அந்த படத்துடன் சில சரிசெய்யும் வேலையை செய்ய நான் தயார் படத்தை பார்க்கும்போது இங்கே நீரில் மரத்துண்டை காணலாம் இடப்பக்கத்தில் முனை ஓரத்தில் வெட்டப்பட்ட பாதி பறவை உள்ளது அவற்றை நான் குளோன் செய்து நீக்க விரும்புகிறேன் எனவே ஜூம் டூலை மீண்டும் தேர்கிறேன் மரத்துண்டு இருக்கும் இடத்தை பெரிதாக்குகிறேன் இப்போது ஹீலிங் டூலை தேர்கிறேன் ஹீலிங் டூல் சற்று க்ளோன் டூல் போன்றதே ஆனால் இங்கே இந்நிலையில் இது நல்ல வேலை செய்கிறது ஹீலிங் டூல் ஐ தேர்ந்தெடுக்கும் போது மவுஸ் பாயிண்ட் உடன் ஒரு வட்டத்தை பெறுகிறேன் ஆனால் படத்தினுள் என்னால் சொடுக்க முடியாது மவுஸ் பாயிண்டில் ஒரு தடுக்கப்பட்ட குறி உள்ளது ஹீல் சோர்ஸ் ஐ நான் தேர்ந்தெடுக்காததால் அந்த தடுக்கப்பட்ட குறி உள்ளது அதை கன்ட்ரோல் மற்றும் கிளிக் மூலம் செய்யலாம் நல்ல ஹீல் சோர்ஸ் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும் பின் கன்ட்ரோல் மற்றும் கிளிக் ஐ அழுத்த வேண்டும் இது ஹீல் சோர்ஸ் க்கு நல்ல இடம் என நினைக்கிறேன் இப்போது மர பகுதியில் சொடுக்குக இங்கே ஒரு பிரச்சனை உள்ளது இங்கே பிரச்சனை நான் தவறான லேயரில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பேக்ரவுண்ட் லேயரில் நான் வேலை செய்ய வேண்டும் மேலும் லேயர் மாஸ்கில் நான் எடிட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தேன் ஆம் பேக்ரவுண்ட் லேயரை தேர்ந்தெடுத்து அந்த லேயரை ஒரு பிரதி எடுக்க வேண்டும் ஏனெனில் உண்மை பேக்ரவுண்ட் லேயரை நான் மாற்ற விரும்பவில்லை இப்போது மீண்டும் ஹீலிங் டூலை முயற்சிக்கலாம் இப்போது மற்றொரு தவறை செய்துவிட்டேன் என் சோர்ஸ் இந்த கிரே லேயருக்கு மேலே இருந்தது ஆம் இதை அண்டு செய்து இங்கே சோர்ஸ் ஐ தேர்கிறேன் சரி இங்கே அதை எடுக்கிறேன் இங்கே சொடுக்குகிறேன் அது போகிறது இந்த பகுதிக்கு இந்த பகுதியை சோர்ஸ் ஆக தேர்கிறேன் சொடுக்குக அது போவதை காணலாம் படத்தை 100% மோடு ல் காணலாம் இது மிகவும் நன்றாக உள்ளது இதை சற்று பெரிய brush உடன் செய்திருக்கலாம் ஏனெனில் இந்த புள்ளிகள் இன்னும் ஒன்றாகவே உள்ளன எனவே மீண்டும் ஹீலிங் டூல் ஐ தேர்கிறேன் சோர்ஸ் ஐ தேர்ந்து அந்த புள்ளிகளில் சொடுக்கினேன் இது வேலை செய்தது என நினைக்கிறேன் இப்போது இடப்பக்கம் உள்ள இந்த பாதி வெட்டப்பட்ட பறவையை மறைக்க வேண்டும் அதற்கு மீண்டும் படத்தை இங்கே பெரிதாக்குகிறேன் குளோன் டூல் ஐ தேர்கிறேன் குளோன் டூல் ஹீலிங் டூல்ஸ் போல கடினமானது அல்ல கிம்புக்கு இது புதியது என்பதால் இந்த டூல் உபயோகத்தில் பெரிதாக அனுபவமும் எனக்கு இல்லை எனவே ஹீலிங் டூல் போலவே அதே வழிமுறைகளை நான் கடைபிடிக்க வேண்டும் சோர்ஸ் ஆக இங்கே சொடுக்குகிறேன் இங்கே பறவையை சொடுக்குகிறேன் இது வேலை செய்கிறது என நினைக்கிறேன் மீண்டும் 100% நன்று பறவை மறைந்துவிட்டது இப்போது இந்த படம் தயார் என நினைக்கிறேன் முதலில் இந்த படத்தை சற்று பிரகாசமாக்க நினைத்தேன் இதை நான் கடைசி படியாக செய்ய நினைத்தேன் ஆனால் இப்போது இது இருக்கும்படியே அது சரியாக இருக்கிறது என நினைக்கிறேன் இதிலிருந்து போஸ்டரை பெற இந்த படத்தை அச்சடிக்க கொடுக்க விரும்புகிறேன் பிரிண்டர் ஆஸ்பெக்ட் ரேஷ் 32 ஐ பயன்படுத்துகிறது இந்த படத்தின் ஆஸ்பெக்ட் ரேஷ் 21 எனவே இப்போது அதை மாற்ற வேண்டும் டூல்பார் ல் இமேஜில் உள்ள கேன்வாஸ் சைஸ் உதவியுடன் இதை செய்யலாம் கேன்வாஸ் சைஸ் ஐ தேர்கிறேன் படம் 1868 பிக்சல்ஸ் வைட் மற்றும் ஹைட் 945 கொண்டது என காண்கிறோம் ரேஷியோ ஐ கணக்கிட கால்குலேட்டர் ஐ பயன்படுத்துகிறேன் எனவே 1868 ஐ 3 ஆல் வகுத்து பின் 2 ஆல் பெருக்கினேன் அது 1245 ஐ கொடுக்கிறது இங்கே இந்த சங்கிலியை விடுவிக்க வேண்டும் இல்லையெனில் விட்டும் மாறிவிடும் இருநூற்று நாற்பத்தி 1245 என கொடுக்கவும் இப்போது படம் சரியாக உள்ளது இது மேலே பொருந்தி வெள்ளை இடத்தை கீழே விடும் நான் லேயர் களை மறுஅளவாக்கவில்லை OK வில் சொடுக்குக இப்போது கீழே சிறிது ஏதும் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டுள்ளேன் கீழ்ப்பகுதியை நிரப்ப வேண்டும் அதற்கு லேயர் ஃபில் டைப் வைட் உடன் ஒரு புது லேயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த லேயரை கடைசி லேயராக பயன்படுத்துகிறேன் அடியில் இந்த வெள்ளை பகுதி பின் வெட்டி எடுக்கப்படும் ஆனால் printer க்கு குறிப்பாக இதை பயன்படுத்தலாம் பிரின்டர் என்பது ஒரு கம்ப்யூட்டர் அதன் பின்னால் ஒரு பிரின்ட் என்ஜின் இருக்கும் அதை எவ்வாறு கையாளுவது என சில குறிப்புகளை பெற சோதிப்போம் இங்கே இந்த படம் அசாதாரணமானது இது கிட்டத்தட்ட கருப்பு வெள்ளையாகவும் அதிக கான்ட்ராஸ்ட் இல்லாதவையாகவும் உள்ளது இங்கே முழு படத்தின் மீது ஒரு செவ்வகத்தை தேர்கிறேன் பிளெண்ட் டூல் ஐ தேர்ந்து the gradient filled with gradient ஐ கருப்பில் இருந்து வெள்ளைக்கு அமைக்கவும் இப்போது இதை கிரேடியன்ட் உடன் நிரப்புகிறேன் வெறுமனே சொடுக்கி ஒரு கோட்டை வரையவும் இப்போது செவ்வகத்தில் கருப்பில் இருந்து வெள்ளையில் முழு நிற வீச்சு உள்ளது இங்கே கருப்பில் இருந்து முழு வெள்ளையில் ஒரு பகுதி உள்ளது இதை மீண்டும் ஒருமுறை செய்யலாம் இங்கே Blend tool ஐ தேர்ந்து இம்முறை Full Saturation என்ற ஸ்பெஷல் gradient ஐ பயன்படுத்துகிறேன் இது அனைத்து நிற வீச்சையும் கொண்டுள்ளது மீண்டும் கிரேடியன்ட்டை நிரப்பவும் படத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என இப்போது பிரிண்டருக்கு குறிப்புகள் உள்ளன நிறங்கள் எல்லாம் ஆஃப் எனில் இங்கே என்னால் எப்போதும் சொல்ல முடியும் இது சிவப்பாக இருந்திருக்கும் இது பச்சையாக இருந்திருக்கும் இது இன்றைக்கானது என நினைக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு info at meetthegimp.org க்கு செல்லவும் அல்லது meetthegimp.org என்ற பிளாகில் கருத்துக்களை இடவும் அல்லது forum of tips from the top floor க்கு வரவும் உங்களுக்கு பிடித்தது நான் இதை இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் என தோன்றுவது எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்க நினைப்பது ஆகியவற்றை கூறுங்கள் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி